வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்குது நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது நம்ம மனசுக்கு பிடிச்சதும் நடக்குது பிடிக்காததும் நடக்குது இது எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு இப்போ வீட்டை நம்ம வந்து தினமும் க்ளீன் பண்ணுறோம் பண்ணலன்னா என்ன ஆகும் குப்பை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது வீட்டுக்குள்ளே நடக்கவே முடியாது ஃபுல்லாக குப்பையாக இருக்கும் எனவே தினமும் வீட்டை சுத்தம் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்ட உணர்வுகளும் எண்ணங்களும் நம்ம மனசுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது அதில் தேவையில்லாத எண்ணங்களை குப்பையான எண்ணங்களை நாம் சுத்தம் செய்கிறோமா நல்லா யோசித்து பாருங்கள் பெரும்பாலான மக்கள் அதை வந்து சுத்தம் செய்யறதே இல்லை அதை கண்டிப்பாக சுத்தம் செய்யணுங்க அதை சுத்தம் செஞ்சால் தான் நம்ம மனசு வந்து சுத்தமடையும் நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஃபோக்கஸ் ஒரு கிளாரிட்டி ஒரு கான்சன்ட்ரேஷன் வரும் இது வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் வெற்றி மேலே வெற்றி நம்மளை வந்து சேருங்க நாம் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக ஆகலாம் எனவே மனசை எப்படி சுத்தம் செய்யணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க முதல்ல அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள்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 அதை திறந்தா தண்ணி கொட்டும் அந்த மாதிரி நம்மளோட மூளையில் ஒரு டேப் இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணணும் புரியுதா உங்களுக்கு நம்ம மூளையில் ஒரு டேப் அதாவது ஒரு குழாய் இருக்கிறது மாதிரி கற்பனை பண்ணணும் கற்பனை பண்ணுறீங்களா அதுக்கப்புறம் தினம் தினம் நமக்குள்ள பய எண்ணங்கள் பதற்றம் தரும் எண்ணங்கள் சோகம் தரும் எண்ணங்கள் வேதனை தரும் எண்ணங்கள் இது எல்லாமே நமக்குள்ளே போய்கிட்டே இருக்குல்ல ஒவ்வொரு நாளும் இரவில் இதை எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எடுக்க போகிறோம் நம்ம மூளையை சுத்தம் செய்ய போகிறோம் நம்ம மனசை சுத்தம் செய்ய போகிறோம் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் நம்ம மூளையில் ஒரு டேப் அதாவது ஒரு குழாய் இருக்கிறது மாதிரி கற்பனை பண்ணணும் இப்போ அந்த குழாயை நீங்கள் திறக்கணும் மெதுவாக திறக்க திறக்க திறக்க உங்கள் மூளையில் இருக்கிற இந்த கெட்ட விஷயங்கள் பதற்றம் தரும் விஷயங்கள் வருத்தம் தரும் விஷயங்கள் வேதனை தரும் விஷயங்கள் விரக்தியை உண்டாக்கும் விஷயங்கள் இது எல்லாமே வெளியில் கொட்டிக்கிட்டு இருக்குது எல்லாமே வெளியில் கொட்டுது ஒவ்வொன்றா இது எல்லாமே வெளியில் கொட்டுது உங்களோட மனம் சுத்தமடையுது குப்பையான எண்ணங்கள் எல்லாமே வெளியில் வருது தேவையற்ற எண்ணங்கள் எல்லாமே வெளியில் வருது உங்களோட மனம் சுத்தமடையுது நான் சொல்கிறத உங்கள் மனசில் நீங்கள் சொல்லுங்கள் என்னோட கவலை வேதனை பயம் எல்லாமே வெளியில் போய்கிட்டு இருக்கு என்னோட கவலை வேதனை பயம் எல்லாமே வெளியில் போய்கிட்டு இருக்கு என்னுடைய கவலை வேதனை பயம் எல்லாமே வெளியில் போய்கிட்டு இருக்கு என்னுடைய கவலை வேதனை பயம் விரக்தி எல்லாமே வெளியில் போய்கிட்டு இருக்கு என்னுடைய கவலை வேதனை பயம் விரக்தி குப்பையான எண்ணங்கள் எல்லாமே வெளியில் போய்கிட்டு இருக்கு இதை தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணணும் என்ன பண்ணணும் மூளையில் ஒரு குழாய் இருக்கிறது மாதிரி கற்பனை பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அந்த குழாயை திறக்கும்போது உங்களோட அந்த பயம் தரும் எண்ணங்கள் வேதனை தரும் எண்ணங்கள் பதற்றம் தரும் எண்ணங்கள் விரக்தி தரும் எண்ணங்கள் இது எல்லாமே வெளியில் கொட்டுற மாதிரி கற்பனை பண்ணணும் கற்பனை பண்ணணும் கற்பனை பண்ணணும் ஆழ்ந்து கற்பனை பண்ணணும் ஆழமான உணர்வுகளோடு கற்பனை பண்ணணும் இந்த ஒவ்வொரு எண்ணமும் உங்களை விட்டு வெளியில் போகும்போது உங்களுக்குள்ளே ஒரு மனம் ரிலாக்ஸ் அடையும்ல ஒரு மகிழ்ச்சி அடைவீங்கள்ல ஒரு நிம்மதி அடைவீங்கள்ல அந்த உணர்வுகளோடு நீங்கள் வந்து கற்பனை பண்ணணும் கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் நான் சொன்னல அதை உங்களுக்குள்ளே சொல்லணும் என்னோடய கவலை வேதனை பயம் எல்லாமே வெளியில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அஞ்சு தடவை அல்லது பத்து தடவை அப்படியே மனசார உணர்வுகளோட கற்பனை பண்ணி நீங்கள் சொல்லணும் தினமும் தூங்கிறதுக்கு முன்னாடி இதை பண்ணணும் அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் உங்களுக்குள்ளே ஒரு பயம் அதிகரிக்குதோ பதற்றம் அதிகரிக்குதோ வேதனை அதிகரிக்குதோ வருத்தம் அதிகரிக்குதோ அப்பப்பெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அமைதியான இடத்துக்கு போய் நான் இப்போ சொன்னேன்ல இதை அப்படியே கற்பனை பண்ணுங்கள் உங்கள் மனம் அப்படியே ஒரு ரிலாக்ஸ் அடையும் மனம் அமைதி ஏற்படும் உடனடியாக உங்கள் மனசுக்குள்ளே உற்சாகம் வரும் அப்படியே ஒரு ஆனந்தம் வரும் சுறுசுறுப்பாகிடுவீங்க மீண்டும் பழையபடி உங்களால் வேலை செய்ய முடியும் சுறுசுறுப்பாக இயங்க முடியும் டேப்பை திறந்து இந்த வேதனைகளும் விரக்திகளும் வெளியில் வர மாதிரி கற்பனை பண்ணுங்கன்னு சொன்னல இந்த மாதிரி நீங்கள் பல விதமான கற்பனைகள் நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு நாள் இரவும் அன்றைக்கி வந்து சில விஷயங்கள் உங்கள் மனசை பாதிச்சிருக்கும்ல அதை பற்றி நீங்கள் வந்து வேதனை அடைஞ்சிருப்பீங்கள்ல அந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொன்றா அப்படியே முல்லமாக அதை வெளியில் எடுத்து கொட்டுற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும் அப்படியே உங்கள் கையில் அந்த பயம் தரும் எண்ணங்கள் வேதனை தரும் எண்ணங்களை ஒவ்வொன்றா எப்படி உதாரணத்துக்கு பார்த்தா இன்றைக்கி வந்து ஆஃபீஸில் மேனேஜரை திட்டார் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குல்ல அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எண்ணம் இருக்குல்ல அதை அப்படியே நீங்கள் அப்படி கையில் எடுத்து அப்படியே தூக்கி எறிஞ்சிருங்க இப்படியே ஒவ்வொரு எண்ணமாக அந்த நாள் முழுக்க நீங்கள் எது எதுக்கெல்லாம் வருத்தம் அடைஞ்சிங்க வேதனை அடைஞ்சிங்க பாதிப்பு அடைஞ்சிங்களோ அது அனைத்துக்குமே ஒவ்வொரு எண்ணமாக அப்படியே கையில் எடுத்து தூக்கி எறிஞ்சிருங்க உணர்வு பூர்வமாக பண்ணுங்கள் ஆழமாக இது கற்பனை செஞ்சு பண்ணுங்கள் ஒவ்வொரு எண்ணம் உங்களை விட்டு அப்படியே வெளியில் போகும்போது உங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களுக்குள்ளே ஒரு பரவசம் உங்களுக்குள்ளே ஒரு உற்சாகம் இந்த உணர்வுகள் வரும்ல அதையெல்லாம் அப்படியே கற்பனை பண்ணி இதை பண்ணும்போது ஒரு அருமையான ஒரு பலன் உங்களுக்குள்ளே உண்டாக்கும் அப்படியே நீங்கள் ஒவ்வொரு எண்ணமாக கையில் எடுத்து தூக்கி எரிய எரிய எரிய வெறும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே உங்கள் மனம் வந்து சுத்தமடையும் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு மன அமைதி ஏற்படும் மனசுக்குள்ளே மன அமைதி ஏற்பட்டுருச்சுனாலேயே மிகப்பெரிய பலன்கள் உண்டு நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஃபோக்கஸ் கிளாரிட்டி வந்துடும் நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் நம்ம வேலையில் வந்து நம்மளால் கவனம் செலுத்த முடியும் நம்மளால் இன்னும் சிறப்பாக செயல்படுத்த செயல்பட முடியும் வேலைகளை சீக்கிரமாக முடிக்க முடியும் நம்மளால் இன்னும் நிறைய வேலைகள் சிறப்பாக செய்ய முடியும் நமக்கு வந்து நிறைய பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல பணம் சம்பாதிக்க முடியும் எனவே மனத்தை மனசை சுத்தமாக வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க எனவே தினமும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களோட மனசை சுத்தம் பண்ணுங்கள் சரிங்களா நான் சொன்னதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் மனம் சுத்தமடையும் மனம் சுத்தமடைஞ்சால் உங்கள் வாழ்க்கையை சுத்தமடையும் உங்களோட வாழ்க்கையை சுத்தமடைஞ்சால் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க உங்கள் குடும்பத்தினர் மகிழ்ச்சி அடைவாங்க உங்களோட சமுதாயம் மகிழ்ச்சி அடையும் உலகமே மகிழ்ச்சி அடையும் சரிங்களா இந்த விஷயத்தை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்லுங்கள் எல்லார்கிட்டேயும் சொல்லுங்கள் தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மனசை சுத்தம் செஞ்சுட்டு தூங்க போக சொல்லுங்கள் அப்போ தான் வந்து வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நீங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் இதை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்